குயின் எலிசபெத் ராணியாருக்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னராகவே தயாரிக்கப்பட்ட சவப்பெட்டி ராணியாருக்காக முப்பது ஆண்டுகளுக்கு முன்னராகவே சவப்பெட்டியை தயார் செய்ததாக கூறப்படுகிறது அதன் முக்கிய சிறப்பம்சங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அரசு குடும்பத்து உறுப்பினர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்கான பெட்டியும் தயாரிக்கப்படுமா ஈயம் பூசப்பட்ட பெட்டிகளில் உடல்கள் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்குமா ராணியாரின் உடல் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு திரும்பியுள்ள நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை சிறப்பு ஆராதனைகளுக்கு பின்னர் வின்சன் கோட்டையில் அமைந்துள்ள சிற்றாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது அந்த சிற்றாலயத்தில் ஏற்கனவே ஆறாவது ஜார்ஜ் மன்னர் தாயார் ராணி எலிசபெத் மற்றும் சகோதரி இளவரசி இளவரசி மார்க்கெட் ஆகியோர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அரசு குடும்பத்திற்கான பெட்டகத்தில் பாதுகாக்கப்படும் இளவரசர் பிலிப்பின் உடலும் ராணியார் எலிசபெத்துடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாம் ராணியாரை நல்லடக்கம் செய்யவிருக்கும் பெட்டியானது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவருக்காக தயாரிக்கப்பட்டு உள்ளதாம் அந்த நிறுவனமே இளவரசர் பிலிப்புக்கான ஈயம் பூசப்பட்ட பெட்டியும் தயாரித்து அளித்துள்ளனர் அரசு குடும்ப உறுப்பினர்கள் உயிருடன் இருக்கும் போதே அவர்களுக்கான பெட்டியும் தயாரிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் தேவையற்ற காலதாமதம் ஏற்பட வாய்ப்பில்லை இதனை ஏற்கனவே சில ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்காங்க ஈயம் பூசப்பட்ட பெட்டிகளில் அரசு குடும்பத்தினர் நல்லடக்கம் செய்வது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதன் பின்னிலையில் முக்கிய தகவலும் இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஈயம் பூசப்பட்ட பெட்டிகளில் உடல்களில் நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் எனவும் காற்று உள்ள போகாமல் மூடப்படுவதால் குறைந்தது ஓராண்டு காலம் உடல்கள் கெடாமல் அப்படியே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாகவே ராணியின் உடலும் பாரம்பரிய முறையில் அடக்கம் செய்யப்படாமல் பாதுகாக்கப்பட உள்ளது மேலும் ஈயம் பூசப்படுவதால் சவப்பெட்டியானதை எட்டு பேர்கள் சுமக்க வேண்டியிருக்கும்னு கூறப்படுகிறது இந்த பதிவை பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற ட்ரெண்டிங் நியூஸுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட இணைஞ்சிருங்க தேங்க்யூ